குழந்தைங்க அவங்க கைவிரல்களை பயன்படுத்தி எண்களை எண்ணும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் உன் கைவிரல்களை காட்டு என்று சொல்லி நீங்களும் குழந்தையும் விரல்களை தொட்டு எண்ணலாம் சரி உனக்கு எத்தனை விரல் இருக்கு என்று கேட்கலாம் அவர்கள் பத்து என்று சொன்னதும் ஆஹா நீ புத்திசாலி என்று பாராட்டலாம் பிறகு குழந்தைய உங்க விரல்களை என்ன சொல்லலாம் வேற வேற எண்களை எண்ணியும் விளையாடலாம் எடுத்துக்காட்டா மூணு ஏழு என்று விரல்களை எண்ணலாம் இப்படி விளையாட்டு போல ஒரு குழந்தை எண்களை எண்ணுதலை எங்கேயும் எப்போதும் கற்றுக்கலாம்